தினசு தினசா கிருஷ்ணகிரியில் பஸ் நிலையத்தில் இருந்து தலைமை தபால் நிலையம் உள்ள கிருஷ்ணகிரி நகராட்சி வார்டில் பெரியசாமி பிள்ளை தெரு உள்ளது இந்த பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக கழிவுநீர் கசிந்து சாலைகளில் வெள்ளம் போல் ஓடுவதால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் மேலும் பழையப்பேட்டை பழைய பஸ் நிலையத்தில் இருந்தும் பழையப்பேட்டை மற்றும் கிராமத்தில் இருந்தும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சாலையில் தேங்கும் சாக்கடை கழிவு நீரில் நடந்து செல்வதாகவும் பலமுறை இது குறித்து புகார் தெரிவித்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இங்கே இம்மொன்றல்ல இரண்டல்ல நான்கு பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக இருக்கிறது நான்கு மேல்நிலை பள்ளிக்கும் எப்படி பிள்ளைகள் வருவார்கள் எப்படி செல்வார்கள் இந்த சாலையினுடைய கழிவு நீரை மெதுக்கி விட்டு தான் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் பள்ளிகளுக்கு போக கூட அனுமதிக்க மாட்டோம் என்பதை ஆணைத்தரமாக சொல்லிக்கொள்ள தலைமை ஏனென்று கேட்டால் இது வந்து நோயை பரப்புகின்ற வகையில் இருக்கின்ற இந்த சாலை இதில் நிறுத்திவிட்டு தான் நாங்கள் சொல்ல வேண்டுமா அப்படிப்பட்ட படிப்பே தேவையில்லை ஒருவன் உயிர் வாழ்வதுதான் முக்கியம் என்பதை சொல்லிக்கொண்டு ஆணித்தரமாக சொல்கிறோம் இன்னும் பத்து நேரத்தில் இந்த நடவடிக்கை என்று சொன்னார் மரியாதைக்குரிய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அறிவுறுத்தின் பேர் இது சாலை வழியில் கூட நடைபெறும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ளலாம்